Thank you. அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் பகவத் மி பகவத் மிஷனுக்கு ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நாங்கள் வரோம் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம் என்னென்னா நான் புரிஞ்சுக்கிட்டது மூன்றே மூன்று விஷயந்தான் ஒன்று நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் அது கடந்த காலம் செய்வன திருந்த செய் நிகழ்காலம் நடப்பவை நல்லவையாகவே நடக்கும் எதிர்காலம் எவன் ஒருவன் நிகழ்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்கிறானோ அவன் எதிர்கால பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ எதை பற்றியும் நினைக்க தேவையில்லை ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லாருடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையின்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பகவத் பவன் சேலமில் இருக்கோம் இந்த சூழ்நிலை இது அட்மாஸ்பியரே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரே மனநிலைமையோட இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஃபீலிங்ஸ் ப்ளஸ் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஹெல்பிங் மைண்டோட தான் இருக்காங்க ப்ளஸ் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது சிட்டி லைஃப்லேருந்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு இடமா இருக்கும் இது வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக இல்லை மனசை நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடம்பு சரியில்லைனா நம்ம டாக்டர் டாக்டர்கிட்ட போகிறோம் மனநிலைமை சரியில்லைனா யாரோ ஒரு சில பேர் தான் டாக்டர் தேடி போகிறாங்க பட் இங்கே நம்ம எல்லாருக்காகவும் ட்ரீட்மெண்ட்டு இங்கே இருக்குது அதுவும் எந்த மாத்திரையும் மருந்தும் இல்லாத ஒரு நம்ம மனசை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லி கொடுக்குறாங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு சில இடத்துக்கு போனோம்னா நம்மளுக்கு ஓகே இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம புரிஞ்சு இனிமேல் செயல்படுத்தணும் அப்படின் இருக்கும் பட் எல்லா கேள்விக்கு நம்ம எல்லா கேள்விக்கான பதிலுமே இங்கே அவங்களு ஆன்சர் சொல்கிறாங்க அதுதான் இங்கே இந்த இடத்துடைய பெரிய சிறப்பு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கூடிய இருந்ததும் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வாங்க இங்கே வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ் மற்ற எல்லா அனுபவங்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி